வந்து திருஷ்டி பேதகான்னு ஒரு லெசன் கதாவல்லரியில இது வந்து அஷ்டாவக்ரர் அவருடைய கதை அவருடைய ஃபுல் கதை இல்ல இந்த அஷ்டாவக்ரருங்கிறவர் அவருக்கு எட்டு விதமான ஒரு இது இருக்கும் டிஃபார்மிட்டி இருக்கும் பாடியில அப்படி இருக்கிற ஒரு பெரிய ஒரு பண்டிதன் ஒரு வேதாந்தி அவர் வந்து தான் அஷ்டாவக்ர சம்ஹிதான்னு எழுதியிருக்கார் சோ அவர் வந்து இவருடைய ஜனகரனுடைய சபைக்கு வர கதை இது சரியா அப்படிங்க एकदा महाराज जनकः एकां पण्डितसभां कृतवान् உம் சோ ஏகதா ஒரு சமயம் மகாராஜரான ஜனகர் ஏகாம் பண்டித சபாம் ஒரு பண்டிதர்கள் நிறைந்த சபையை கிருத்தவான் செய்தார் சரியா ஆஹ் Okay. அகரோத் அப்படின்னு அர்த்தம் உம் सभार्थ भवः महन्तः महान्तः स- समागतः आसन् ஆஹ் சபார்த்தம் அப்படின்னா சபாயைன்னு அர்த்தம் சபைக்கோசரம் அந்த அந்த பண்டித சபையில வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோசரம் பகவக அப்படின்னா நிறைய மகாந்தக பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்து மகான் மகாந்தவ் மகாந்தக சரியா பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து சமாகதாக தே அசம்பிள்டு சமாகதாக ஆசண்டு அசம்பிள் பண்ணவராக இருந்தார்கள் அப்புறம் ஆசன் வாத பிரதி வாத குஷலா அப்படி தேஷு ஆசன் உம் வாத பிரதிவாத குஷலாகா வாதம்னா ஒரு ஒரு தன்னுடைய ஒரு வாதம் பிரதிவாதம் அப்படின்னாலே வாதம்ங்கிறது தானா பேசுறது பிரதிவாதம்னா அதுக்கு வந்து கவுண்டரா ரிப்ளை பண்றது அதுல குஷலாகா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவா கூட தேஷு ஆசன் among the scholars there are many who are ready to present and argument present a topic to discuss at the same time they're they're also able to counter act கவுண்டரா பதில் சொல்றதுக்கும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நிறைய ஸ்காலர்ஸ் அந்த குரூப்ல இருந்தா அதுக்கப்புறம் தத்ர கிரியமானக வாதக அப்படி ஆசீத் ஆஹ் சோ அதுல மேலும் என்ன அப்படின்னா தத்திர கிரியமானக அங்கு தத்ரனா தஸ்மின் சபாயா தஸ்யாம் சபாயாம் அதில் கிரியமானக செய்யப்படுகின்ற வாதக அபி அந்த வாதமும் கூட அதி உச்சஸ்தரியக ஆசீது அதினா மிகவும் உச்சஸ்தரீய அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உச்சமா ஒரு நல்ல ஒரு ஹை லெவல் டாபிக்காக இருந்தது சரியா not they're not discussing any ஒரு சாதாரண ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணலாவா அதுல டிஸ்கஸ் பண்றவா பண்ற டாபிக் எல்லாமே என்ன அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு டாபிக்கா தான் இருந்தது உம் अतः सामान्यस्य पण्डितस्य वा मानवस्य तत्र प्रवेशार्थैव नासीत् ஆஹ் அத்தக சாமானியசிய பண்டிதஸ்ய சாதாரணமாக இருக்கின்ற பண்டிதர்களுடைய அதவா வானா ஆர் இல்லைனா மானவசிய மான மாணவகனா ஹியூமன் பீயிங் மா ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய தத்தத்திர பிரவேசா பிரவேச அர்ஹதா ஏவ நாஸ்தி நாசீத் பிரவேசம்னா என்ட்ரி அர்ஹதா அப்படின்னா அதுல வந்து என்ன சொல்றது அருகதை அர்ஹதைக்கு என்ன சொல்வேள் அது கரெக்ட் பிரவேச அர்ஹதா அதுல வந்து என்டர் என்ட்ரி பண்ற என்ட்ரி கொடுக்கறதுக்கு அவ they're not qualified they're not eligible அந்த மாதிரி சாமானியவர்களுக்கு அதுல என்ட்ரியே கிடையாது புரியுதா சோ பிரவேஷா பிரவேஷா பிளஸ் அர்ஹதா அர்ஹதா அர்ஹதா பிளஸ் ஏவ அர்ஹதைவ சோ இங்க தீர்க்க சந்தி இங்க வர்த்தி சரியா அடுத்து தாதிருஷீம் சபாம் பிரவேஷ்டும் அஷ்டவக் அஷ்டாவக்ரஹ பிராயதத் பிராயதத பிராயதத தாதிருஷீம் சபாம் அப்படிப்பட்ட சபையை சபைக்குள் பிரவேஷ்டும் பிரவேசிப்பதற்காக டு என்டர் சச் ஸ்காலர்லி இது சபா அஷ்டாவக்ரஹ பிராயத்தத அஷ்டாவக்ரன்னு பெயர் உள்ள ஒருத்தர் பிராயத்தத அப்படிங்கிறது இ ட்ரைடு எத்ததே அதனுடைய லங் பிராயத்தத பிராங்கிறது உபசர்க்கம் சரியா பரம் அஷ்டாவக்ராய அவகாச க பிரயச்சதி பரம் பரம்னா பரந்தூன்னு அர்த்தம் பட் வரணும்னு ஆசை but who was ready to give him a chance அவகாசம் நாம சான்ஸ் புரியுதா அஷ்டாவக்ராய அஷ்டாவக்ரருக்கு அவகாசக அப்படின்னா சான்ஸ் கஹ பிரயச்சதி கஹ அவகாசக பிரயச்சதி who gives him chance to enter தஸ்மை தத்ர கோபி பிரசம்சகோ வா அனுப்ரக அனுப்ரஷோக அனு அனுப்ரஷோக அனுப்ரேஷோக வா நாஸ்தி அனுப்ரேஷகோ வா அனுப்ரேஷகோ வா நாசி நாஸ்தி கரெக்ட் தஸ்மை தஸ்மைனா கஸ்மை அஷ்டாவக்ரஹ அஷ்டாவக்ராய தத்ர அங்க இருக்கிற கோபி யாரும் பிரசம்சகோவா there is no one to praise him there are no one was ready to send him inside சரியா தஸ்மை அந்த அஷ்டாவக்ரருக்கு தத்திர அங்கு கோபி யாருமே பிரசம்சகா அப்படின்னா பிரைஸ் பண்றவாளோ இல்லனா அனுப்பிரேஷகா உள்ள போங்கோ அப்படின்னு சொல்றவாளோ யாரும் கிடையாது சரியா கோபி சகாயக நாஸ்தி there is no one to help him சகாயம்னா ஹெல்ப் கோபி சகாயக ஒரு ஹெல்ப்பும் கிடையாது பகவானேன ஏகைக சகாய இதி தஸ்ய விஸ்வாசக பகவான் ஏவ பகவான் ஒருவர் தான் பகவானேவ ஏக ஏக ஏகைக சகாய அப்படின்னா பகவானே தான் ஒரே ஒரு ஹெல்ப் அவருக்கு யாருன்னா அந்த பகவான் தான் இது தஸ்ய அஷ்டாவக்ரஸ்ய விஸ்வாசா விஸ்வாசோ நாம நம்பிக்கை ஹோப் சரியா அப்புறம் பகவதி யஹ விஸ்வ விஸ்வஸ்தி தஸ்ய ந கதாபி கஷ்டம் வா நஷ்டம் வா பவதி பகவதி பகவான் இடத்தில் பகவன் பகவான் பகவந்தௌ பகவந்தக பகவத் சப்தம் சரியா அதுல பகவதிங்கிறது சப்தமி சோ பகவதி பகவானிடத்தில் யக விஸ்வசதி எவன் ஒருவன் நம்பிக்கையை வைக்கிறானோ தஸ்ய அவருக்கு ந கதாபி கஷ்டம் வா நஷ்டம் வா பவதி அவருக்கு கஷ்டமோ இல்லைன்னா நஷ்டமோ வரா வர வாய்ப்பு இல்ல சரியா பிரத்யுத் அபீஷ்டம் சித்தயதி பிரத்யுத பிரத்யுத பிரத்யுத பட் இன் ரிவர்ஸ் அவளுக்கு என்ன அபீஷ்டம் அப்படின்னா இஷ்டப்படுற விஷயம்ங்கிறது சித்தியதி நடை நடந்தேறும் they will achieve what they want to achieve they will achieve their goal சரியா கதாச்சித்து கதாச்சித்து அபிஷ்ட சித்தௌ கோபி அவரோதாக கேபி அவரோதாக கேபி அவரோ அவரோதாக பவேயுஹு தர்ஹி தேபி பவிஷ்ய பவிஷ்யந்தா சித்தே காரணான் ஏவ பவேயுகு கதாச்சித் ஒரு சமயம் அபிஷ்ட சித்தோ ஒரு சமயம் இல்ல சில தருணத்தில் அபிஷ்ட சித்தோ நமக்கு எது வந்து அபிஷ்டம் அப்படின்னா இஷ்டம் சித்தம்னா அதை வந்து அச்சீவ் பண்றது அதுல வந்து கேபி அவரோதாக பவேயுகு அவரோதம்னா obstacles there may occur many obstacles while we are proceeding towards our goal பவேயு பவேத் பவேதாம் பவேயு விதிலிங்க சரியா தர்ஹி ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் தே அபி அந்த தே அபினா தே அவரோதாக அவரோதாக அபின்னு எடுத்துக்கணும் சரியா கே அபியும் அவரோதாக தான் போறது இங்க தேன்னு சொல்றதுனால அவரோதாக தே அபி தே அவரோதாக அபி அந்த ஆப்ஸ்டகல்ஸும் கூட பவிஷ்யந்தியாக ஃபியூச்சர்ல வர சித்தேஹே அந்த ஒரு இதை அச்சீவ் பண்றோம்ல அதனுடைய காரணாணி ஏவ பவேயு அதற்கு அதுக்கு காரணமாக தான் இது இருக்கும் ஈவன் நம்ம வந்து ஒரு கோலை நோக்கின்னு போகும்போது நமக்கு நிறைய வந்து தடைகள் வரலாம் பட் அந்த தடைகள் எல்லாமே என்னன்னா ஃபியூச்சர்ல நம்ம அச்சீவ் பண்ற பண்றதுக்கு ஒரு காரணமாகவே இருக்கும் ஓஹோ இதனாலதான் அன்னைக்கு அப்படி நடந்ததா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதனாலதான் அன்னைக்கு நான் பஸ்ஸை விட்டுருக்கேன் பாரு அன்னைக்கு பஸ்ல போயிருந்தா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோ சோ அப்ப சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு அவரோதம் அன்னைக்கு பஸ் போகாததுனால வேற ஏதோ ஒன்னு விட்டுட்டோம் நம்ம பட் அப்படிப்பட்ட அந்த பஸ்ல ஏறாததுனால இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்றோம்ல சோ அதே மாதிரி கதாச்சித்து அபிஷ்ட சித்தோ நம்ம இஷ்ட சித்தியில கே அபி அவரோதாக பவேயு பல பல அவரோதங்கள் பல ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து பவேயு இருக்கலாம் இருக்கக்கூடும் தர்ஹி இருந்த பொழுதிலும் தே அபி தே அவரோதாக அபி பவிஷ்யந்தியாகா பவிஷ்யந்தி அப்படின்னு பவிஷ்யத்தினாலே உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்னு அர்த்தம் பவிஷ்யந்தியாக அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போகின்ற அந்த சித்தேகே ஏதோ ஒரு பல சித்தி அதை குறித்து அதுக்கு காரணானியேவ பவேகு காரணமாக தான் இருக்கும் சரியா வர்த்தமானம் அப்படின்னா உங்களுக்கு பிரசன்ட் பூதம் அப்படின்னா பாஸ்டென்ஸ் பவிஷ்யத்து அப்படின்னா ஃபியூச்சர் சரியா ஓகே ओके अष्टावक्रः दिनत्रयं यावत् जनकस्य सभाभवनस्य द्वारे प्रतीक्षां कृतवान् உம் அஷ்டாவக்ரரானவர் தினத்திரயம் மூன்று நாட்கள் யாவது ஜனகஸ்ய ஜனகர்னுடைய சபாபவனஸ்ய சபா நடக்கின்ற அந்த பவனம்னா அந்த பில்டிங் அதுல அதனுடைய துவாரே துவா- துவாரத்தில்னா என்ட்ரன்ஸில் பிரதிக்ஷாம் கிருத்தவான் பிரதிக்ஷையை பிரதிக்ஷானா வெயிட் பண்றது சி வாஸ் வெயிட்டிங் கிருத்தவான் செய்தார் so Ashtavakra waited for three days in front of the building Janaka's சபாபவனம் சரியா சபாம் ஆகச்சன் ஆகச்சந்தः பண்டிதாः பவகாஷः லப்த லப்தச்சேத் இல்ல இல்ல முன்னாடி லைன் விட்டுட்டேன் நீங்க சவாமாகச்சந்தः பண்டிதாः சர்வே சங்கீதம் பஷ்யந்தோபி ந பஷ்யந்தி சபாம் ஆகச்சந்தக சபையை ஆகச்சந்தகா வந்து அடைகின்ற பண்டிதாகா அந்த பண்டிதாகாக்கு சத்துரு அதுதான் போயிட்டு இருக்கு அங்க நிறைய பண்டிதாகா வரா அங்க வந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற அந்த சர்வே பண்டிதாகா ஆகச்சந்தகா சர்வே பண்டிதாகா இது மூணும் பண்டி இந்த ரெண்டுமே இந்த பண்டிதாகாக்கு தான் போறது ஆகச்சந்தகா அப்புறம் சர்வே சரியா அதான் சர்வே கம் பஷ்யந்தோ அபி ந கம் அந்த அஷ்டாவக்ரனை பஷ்யந்தோ அபி இந்த பண்டிதாக பண்டிதாக சர்வே அஷ்டாவக்ரம் பஷ்யந்தோ அபி பண்டிதாக பஷ்யந்தோ அபி சரியா அந்த பண்டிதர்கள் அவர்களை அவனை அவரை பார்த்த பொழுதிலும் கூட என்ன பஷ்யந்தி பார்க்கல அப்படின்னா பார்த்த மாதிரி அப்படி இக்னோர் பண்ணின்னு போற மாதிரி தேவ ஜஸ்ட் கோயிங் புரியுதா பார்த்தும் பார்க்காத மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி எக்ஸாக்ட்லி பஷ்யந்தோ அப்படி நான் பஷ்யந்தி பாக்- பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து நழுவிண்டு போயிடுறாவா சரியா அடுத்தது इ- यदप्तः अ, सभायाम् अव- सभायां सभायाम् अवकाशः लब्धश्चेत् मह्यमपि लब्ध एव इति லப்யதே ஏவ இதி इति त्वा, अ, ம், कृत्वा सः तत्रैव निरीक्षां कुर्वन् आसीत् ம். So, இயத்பியः சபாயாம் இயத்பியः அப்படின்னா இவா எல்லாருக்கும் இவர் இவர்களிடமிருந்து சபாயாம் அவகாசக லப்தக சேத்து இத்தனை பேருக்கு இங்க வந்து இந்த சபாயாம் இந்த சபையில் அவகாசகன சான்ஸ் லப்தக சேத்து கிடைத்ததே என்றால் மஹ்யம் அபி எனக்கும் கூட லப்யதே ஏவ இது எனக்கும் கிடைக்க கூடும் even I can get a chance புரியுறதா ಇದಿ ಮತ್ತು ஏவ பிளஸ் இதி ஏவேதி குணசந்தி சோ ஏவ இதி என்று மத்துவா மனதில் நினைத்து கொண்டு சக அஷ்டாவக்ரஹ தத்ர இவ தத்ர பிளஸ் ஏவ தத்ர இவ என்ன சந்தி விருத்தி சந்தி கரெக்ட் தத்ர இவ அங்கேயே நிரீக்ஷாம் குர்வன்னு ஆசீத்து நிரீக்ஷாம்னா பிரதீக்ஷாம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சரியா குருவன்னு ஆசித்து பார்த்து கொண்டே இருந்தார் ஆமா ஆமா கஷ்டித் பண்டிதः அஸ்ய இச்சாம் ஞாத்வா மகாராஜாய நிவேதயாமாச சோ அஷ்ட அங்க வந்து என்ன அப்படின்னா கஷ்டித் பண்டிதா ஏதோ ஒரு பண்டிதரானவர் அங்க வந்து மகாராஜா கிட்ட என்ன அசிய இச்சாம் இந்த அஷ்டாவக்கரனுடைய இச்சையை சொன்னார் ஓகேவா கஷ்டித் பண்டிதா ஏதோ ஒரு பண்டிதர் அசிய இச்சாம் ஞாத்துவா இந்த அஷ்டாவக்கரனுடைய இச்சானா விருப்பம் டிசையர் அதை ஞாத்துவா அறிந்து கொண்ட பிறகு மகாராஜாய மகாராஜாவிற்கு நிவேதையாம் ஆசை அங்க போய் மகாராஜா கிட்ட சொன்னார் ரிப்போர்ட்டட் டு த கிங் சரியா ஏதோ ஒரு பண்டிதர் புரியுறதா ஓகே கிராமர் வந்து எதுவுமே சொல்லிட்டு வரல பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்க தான் ஒவ்வொரு <laughs> கிளாஸ் அஷ்டாவக்ரஹ வயசா வயசான வயசு வயசாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் சோ வயதினால் கழவர் இல்லை அப்படின்னா என்ன நடப்போம் ஞான விருத்தகன்னு நடப்போம் ஞானத்தினால் ரொம்ப இது பெரியவர் ஆனா வயசுனால பெரியவர் இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் மத்திய வயஸ் மத்திய வயசிய இவ திருஷ்யத்தே ஆஹ் மத்திய வயகா அப்படின்னாலே medium age middle age middle ஏஜ்கார மாதிரி தெரியுது தெரிஞ்சது அப்புறம் அனுபவரித்த இவ அனு அனுமியதே அனுபவ ரஹிதாக அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ ரஹிதாகனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர் போல இவ அனுமீயதே அப்படின்னா இன்ஃபர்டு அவரை பார்த்தா எப்படின்னா பாக்குறதுக்கு வயசானவர் இல்ல ஒரு மத்திய வயசு போல இருக்கார் அதே சமயத்துல அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாதவர் போல தோன்றது அப்படின்னு சொல்றோம் புரியுதா அப்புறம் அயமனுபவி அயமனுபவி அயம் நேத்தி தர்ஷனேன கதம் நியாயத்தே ஆஹ் அப்புறம் ஆஹ் அப்புறம் நியாயத்தை அதான் அயம் அனுபவ அனுபவி இவர் வந்து அனுபவத்துக்கு அனுபவம் உள்ளவர் ந இது இவருக்கு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னுட்டு தர்ஷனேன கதம் நியாயத்தை ஒருத்தரை பார்த்தோன்னே தெரியுமா இவா இந்த மாதிரி படிச்சவா இவ இவ்வளவு புத்திசாலி இவாளுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் இல்லைன்னா இவா படிக்காதவா இவாளுக்கு வந்து புது தெரியாதுன்னு தர்ஷன மாத்திரேன by by just looking at somebody நம்ம எப்படி சொல்ல முடியும் புரியுதா ஒருத்தரோட இன்டராக்ட் பண்ணோடனே நம்ம வந்து we can arrive at conclusion அவளுக்கு வந்து என்ன தெரியும் தெரியாதுன்னு ஒருத்தர தர்ஷன மாத்திரையில எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கேக்குறா அஹேஹே ஹே ஹம் பத பதகத்தியம் அஹிரேவ ஜானாதி ஆஹ் அஹினா பாம்புன்னு அர்த்தம் சரியா அஹேஹே பதகத்தியம் பாம்பினுடைய சஷ்டி பாம்பினுடைய பதகத்தியம் அப்படின்னா பாம்பின் கால் பால் பாம்பரியம்னு சொல்றாளோ அதான் சோ பாம்பனுடைய பதகதிம் அப்படின்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் அது அகிரேவ ஜானாதி பாம்பே தான் அறிஞ்சுக்கும் சரியா அப்படின்னா அதே மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் அதே மாதிரி இருக்கிறவாள தெரியும் ஓகே அத்த அஷ்டாவக்ரோபி கஷ்டித் மகாத் மகாத்ம மகாத்ம ஏவ பவேதிதி சம்பாத்திய சம்பாவிய மகாராஜ महाराजः तं ஆ. सभान्तः समाने समानेतुम् आज्ञापयत् ஆஹ் அத்தக அஷ்டாவக்ரோ அப்படி அஷ்டாவக்ரரும் கூட கஷ்டித்து மகாத்மா ஏவ ஏதோ ஒரு பெரிய ஒரு மகாத்மா அப்படின்னா அவரும் ஒரு பெரியவர் பெரிய ஒரு ஞானி மகாத்மா மகாத்மா பிளஸ் ஏவ மகாத்மேவ மகாத்மாவே தான் அப்படின்னு கஷ்டித்து பிளஸ் மகாத்மா கஷ்டின் மகாத்மா இங்க தகாரம் வந்து நகாரம் ஆயிருக்கு சந்தியில கஷ்டின் மகாத்மா மகாத்மா பிளஸ் ஏவ மகாத்மைவ பவேது இது இவரும் பெரிய ஒரு மகாத்மா தான் அப்படின்னுட்டோ சம்பாவிய அறிந்து கொண்டு மகாராஜா மகாராஜாவான ஜனகர் தம் அந்த அஷ்டாவக்கரரை சபாந்தக சபாயாக அந்த சபைக்குள்ள சமானேதும் அழைத்து கொண்டு வருவதற்காக ஆக்ஞாபயத்து ஆக்ஞையை கொடுத்தார் so he ordered others to bring ashtavakra இன்சைட் தி சபா சரியா உம் ओके यदा अष्टावक्रः सभां प्राविशत् तदा संवादः गम्भीरः प्रचलति स्म யதா எப்பொழுது அஷ்டாவக்ரரானவர் சபாம் பிராவிஷத்து சபைக்குள் சென்றா சென்- சென்றாரோ விஷு தாத்து இங்க பிராவிஷத்துங்கிறது லங்குல இருக்கு சரியா ததா அப்பொழுது சம்வாதக அப்படின்னா ஒரு பெரிய கான்வர்சேஷன் கம்பீரக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா ஃபுல் லெவல்ல போயிட்டு இருந்ததுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கம்பீரக பிரச்சலதி கம்பீரமாக ஒரு கான்வர்சேஷன் டிபேட் வந்து ரொம்ப ஒரு சம்வாதம் இன் ஜென்ரல் கான்வர்சேஷன் இந்த இடத்துல வாத சம்வாதம் சொல்றபோது டிபேட் வந்து ரொம்ப ஒரு விறுவிறுன்னு போயிட்டு இருந்தது சூடா போயிட்டு இருந்தது பிரச்சலதி ஸ்ம அப்புறம் யதா தஸ்ய விக்ருதம் ரூபம் சர்வேஷாம் துக் துக் கோச்சரம் கோச்சரம் கோச்சரம் तदा महाराजं विहाय सर्वे उच्चैः हसितवन्तः யதா தஸ்ய விக்ருதம் ரூபம் அவருடைய ஒரு விகாரமான அந்த ரூபத்தை சர்வேஷாம் திருக்கோச்சரம் எல்லாருடைய திருக்குனா கண்ணு சைட் ஐசைட் அதுக்கு கோச்சரம் அதுக்கு விஷயமாக ஆ- ஆச்சோ அப்படின்னா when every- everybody looked at him னு அர்த்தம் looked at his அந்த விக்ருதமான ரூபம் அத பார்த்த உடனே ததா அப்பொழுது மகாராஜம் விகாய ராஜாவை தவிர ராஜாவை விட்டுவிட்டு சர்வே சர்வே பண்டிதாக உச்சைகி ஹசித்தவந்தகா ரொம்ப உச்சைகி ஹசித்தவந்தகா ரொம்ப உரத்த குரல்ல எல்லாரும் சிரிச்சா புரியுதா அசித்தவந்தகாங்கிறது என்னது உங்களுக்கு இத்த பிரத்யம் ஆஹா சாரி சாரி தவத்து தவத்தோடு சர்வம் பரிசீலயன்னு ஆசித்து எல்லாரையும் என்ன என்ன எதுக்கு சிரிக்கிறீங்கோ எதுக்கு சிரிக்கிறீங்கோங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு தடவை அப்படி பார்த்தார் சரியா அப்புறம் அஷ்டவ அஷ்டாவக்ரஹ சர்வான் பண்டித்தவான் அதிகிரமிய உச்சைகி அஹசத் அஷ்டாவக்கரானவர் சர்வானு பண்டிதானு அதிக்கிரமிய அங்க எல்லாரும் சிரிச்சாலும் அந்த மத்த அந்த சிரிச்ச அந்த அவா எல்லாரையும் விட இன்னும் உச்சைகி அசஹ அஹசத்தை ரொம்ப உச்ச குரல்ல இவர் சிரிச்சார் புரியுறதா எல்லாரும் இவரை இவர் பதிலுக்கு அவ எல்லாரையும் இருக்கு லங் ஆமா ஆமா ஆமா ததா சர்வே ததா அப்பொழுது பண்டிதாக சர்வே எல்லா பண்டிதர்களும் விப்ராந்தாக ஆசன் ரொம்ப ஒரு மாதிரி பிராந்தமான அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா அது நம்ம சிரிக்கிறோம் இவருடைய விரூபத்தை பார்த்துட்டோம் இவர் எதுக்கு நம்மள பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னு இது பண்றான் அப்புறம் विरूपं दृष्ट्वा वयम् अहसाम एषः किमर्थं हसति इति सं आ, संशयप संशयपन्नाः अभवन् சம்சய ஆபன்னாக ஆசன் சரியா விரு- ஆ, விரூபம் திருஷ்டுவா இவருடைய விரூபமான சரீரத்தை பார்த்துட்டு திருஷ்டுவா வயம் பா- நாங்கள் அகசாம சிரிக்கிறோம் சரியா ஏஷகா இந்த அஷ்டாவக்கரானவர் கிமர்த்தம் எந்த காரணத்துக்காக ஹசதி சிரிக்கிறார் இது என்று சம்சய ஆபன்னாகா பவன் சம்சயத்துக்கு சம்சய சம்சயம்னா doubt they got into a doubt that why this man is லாஃபிங் அட் அஸ் நம்ம தான் இவனுடைய இந்த இதை பார்த்துட்டு விரூபமான சரீரத்தை பார்த்துட்டு சிரிக்கிறோம் what is a reason for him to laugh at us அப்படின்னு ஒரு டவுட்டோட சம்சயத்தை ஆபன்னாகனா அடைந்தவர்களாக one who got the doubt யாருக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் வந்ததோ அப்படியாக இருந்தார்கள் அதுக்கப்புறம் தேஷோ கஷ்யத் அஷ்டாவக்ரமேவ பிருஷ்டவான் கிமர்த்தம் அசதி பவான் இதி தேஷு அப்படின்னா தேஷு பண்டிதேஷுன்னு அர்த்தம் அந்த பண்டிதர்களுக்குள் கஷ்டித்து ஒரு பண்டிதர் அஷ்டாவக்கரமேவ பிருஷ்டவான் அஷ்டாவக்கரனே பார்த்து கேட்டார் என்ன கிமர்த்தம் ஹசதி பவான் எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்கோ இது ததா உம் तदा अष्टावक्रः प्रत्यवदत् உம், अयि भोः உம், अत्र पण्डिताः सन्तीति श्रुत्वा महाप्रयन् प्रयत्नेन உம், अत्रागतः உம். சோ வந்து என்ன அப்படின்னா ததா அஷ்டாவக்கிரக பிரத்யவதத்து பிரத்ய அவதத்துனா செட் பிரத்யவதத்துனா ரிப்ளைடுன்னு அர்த்தம் பிரதி பிளஸ் அவதத்து சரியா ஐ போஹோ அத்திர பண்டிதாக சந்தி இது ஸ்ருத்வா இங்கு ஐ போகோன்னா ஓ சாருங்கிற மாதிரி அத்த இங்கு பண்டிதாக பண்டிதர்கள் சந்தி பிளஸ் இதி சந்தி இதி இருக்கின்றார்கள் என்று ஸ்ருத்வா கேட்டுவிட்டு மகா பிரயத்னேன ரொம்ப பெரிய ஒரு பரிசிரமம் பட்டு ஒரு எஃபர்ட் போட்டு அத்த ஆகத்தகா மயா என்னால் இங்க வரப்பட்டது I came here so that இங்க வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு விட்டு வந்தேன் I heard that there are many scholars have assemble in this இது Sabha. So I have here, I have come here to uh, see them. Ana, Agatya. Agatya, Chatra, Bhavadrishan, Trishtavan. Agatya cha. புரியுதா ஆகத்திய ச பிளஸ் அத்திர சாத்திர தீர்க்க சந்தி சோ ஆகத்திய ச அத்திர இங்கு வந்த பிறகு அத்திர இந்த இடத்தில் பவாதிருஷான்னு திருஷ்டவான் உங்கள மாதிரி இருக்கிறவாட நான் பார்த்தேன் I seen people like you எந்த மாதிரி பீப்புள் அப்படின்னா படிங்க अत्र न खलु पण्डि पण्डित्युष्टाः பாண்டித்ய பாண்டித்ய புஷ்டாக पाण्डित्युष्टाः पाण्डित्युष्टाः கிந்து ஆஹ் किन्तु किन्तु केवलं चर्मकारा एव समाविष्टाः इति ज्ञात्वा जा जातहासो भवम् इति அப அபவம் இது So, अभवम् அத்திர ந- அஹ் அத்திர ந கலு பாண்டித்ய புஷ்டாக பாண்டித்யத்தினால பாண்டித்யம் அப்படிங்கிறது ஸ்காலர்ஷிப் அங்க அந்த ஸ்காலர்ஷிப்னால புஷ்டாக ரொம்ப வந்து வலிமை வாய்ந்தவர்கள் இங்க இல்ல கிந்து கேவலம் சர்மகாராக சர்மனா ஸ்கின்னு அர்த்தம் சரியா சர்மகாராகனா ஸ்கின்ன வச்சுன்னு வேலை பண்றவன் யாரு சர்வகாராக ஏவ சமாவிஷ்டாக சோ இந்த மாதிரி ஸ்கின்ன வச்சுட்டு வேலை பண்ற காப்லர்ஸ் தான் இங்க இருக்கா இது ஜாத்வா என்று அறிந்து கொண்டு ஜாத ஹாசக அபவன் மூணு வார்த்தை இங்க உண்டாக்கப்பட்ட ஹாசம்னா சிரிப்பு சிரிப்போட அபவம் இருந்து விட்டேன் உண்டான சிரி இந்த மாதிரி தமிழ்ல நம்ம சொல்ல மாட்டோம் உண்டான சிரிப்போட நான் இருந்தேன் சிரிப்பு வந்ததுன்னு சொல்லுவோம் பட் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தினோட யூசேஜ் ஜாத ஹாசக அபவன் ஜாத ஹர்ஷோ அபவம் உண்டான சந்தோஷத்து ஜாத துக்கோ அபவம் உண்டான துக்கத்தோடு நான் இருந்தேன் இந்த மாதிரிலாம் யூசேஜ் சம்ஸ்கிருதத்துல இருக்கும் சரியா ஓகே வச்சனானி ஸ்ருத்வா சபாஸ்தாராக கிருதா ஆசன் புத்தாக வச்சனானி அந்த அஷ்டாவக்கரனுடைய வார்த்தைகளை ஸ்ருத்வா கேட்டுவிட்ட பிறகு சபாஸ்தாராக அப்படின்னா சபையில இருப்பவர்கள் அர்த்தம் அந்த சபாஸ்தாராக அப்படிங்கிறது அந்த அந்த சபையினுடைய அந்த லெவல்ல யாரெல்லாம் இருக்காளோ அவளாம் குருத்தாக ஆசன் ரொம்ப கோவம் வந்துருத்தோ அவளுக்கு அப்புறம் சர்மக்காராக நாம பாதரக்ஷானி பாதரக்ஷா நிர்மாண கர்மகாராக கர்மகாராக கர்மகாராகனா என்ன அப்படின்னா பாதரக்ஷம் அப்படின்னா செருப்பு ஸ்லிப்பர்ஸ் பாத ரக்ஷா நிர்மாண கர்மகாராக செருப்ப பாதத்துக்கு ரக்ஷணம் அதை நிர்மாணம் அதை செய்வதில் கர்மகாராக ஈடுபட்டவர் அதாவது காப்லர்ஸ் அர்த்தம் கர்மகாராகனா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்ம கர்மகராக அதான் கர்மகராக சர்மகாராக இங்க இருக்கு பாருங்க சர்மகாராகனா என்ன அர்த்தம்னா பாத ரக்ஷா நிர்மாண கர்மகராக கர்மகரானா கர்மனா உங்களுடைய ஆக்ஷன் அந்த மாதிரி ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெருப்பு தைக்கிற தொழிலை செய்பவர்கள் அர்த்தம் புரியுதா நிர்மாணம்னா நிர்மாணம் பண்றது சிருஷ்டி பண்றது கிரியேட் பண்றது பாதரட்சம்னா செருப்பு செருப்பை கிரியேட் பண்ற ஒரு கர்மா அதுல ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கர்மகரானா கர்ம கரோதி இது கர்மகரா கர்மகராகா சர்மகாரானா என்னன்னா செருப்பு தைக்கிறவா அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்தது தத் பதஸ்ரவணேன படிங்க தே அத்தியந்தம் ருஷ்டாக அந்த அந்த பதஸ்ரவணேன அந்த வேர்டை கேட்ட உடனே தே அந்த பண்டிதாக சர்வே சர்வே ருஷ்டாகா ரொம்ப கோபம் வந்துருக்கு அவருக்கு தேஷாம் தேஷாம் ஸ்திதிம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ ஐபோகோ மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆ ஓகே அது நான் கால் வந்தது அது டிக்ளைன் பண்ணிட்டேன் அதனால तां स्थितिं दृष्ट्वा अष्टावक्रः अयिभोः यत्पदं समुचितं भवति भवनां प्रवृत्तेः तदेव तदेव मया प्रयुक्तम् ஓகே தேஷாம் ஸ்திதிம் திருஷ்டுவா எல்லாருக்கும் கோவம் வந்துருத்து ஸ்திதினா நிலைமை அதை திருஷ்டுவா பார்த்துவிட்டு அஷ்டாவக்கரரானவர் ஹை போகோ எத் பதம் சமுச்சிதம் எந்த வேர்டு வந்து உச்சிதம் சூட்டபிளோ பவதி பவதா சமுச்சிதம் பவதி பவதாம் பிரவருத்தேகே ததேவ மயா பிரயுக்தம் so i have tadeva i have used the same word i have used the word that that is very suitable for you people புரியுறதா ஐபோஹோ எது பதம் பதம்னா வேர்டு எந்த பதமானது சமுச்சிதம் பவதி உச்சிதம் சமுச்சிதம் அப்படின்னா சூட்டபிள் கரெக்டோ பவதாம் பிரவத்தேகே உங்களை குறித்து குறித்து பிரவர்த்திக்கிறதுக்கு யூஸ் ஆன் யூ ததேவ மயா பிரயுக்தம் ததேவ பதம் மயா பிரயுக்தம் அர்த்தம் அதே பதம் தான் வந்து என்னால் யூஸ் பண்ணப்பட்டது சரியா சர்மக்காரா ஏவ சர்மம் சர்ம மம மர்மம் ஜானந்தி ஆஹ் சோ சர்மகார ஏவ சோ சர்மகாரா என்ன அவாதான் வந்து என்ன அப்படின்னா சர்ம மர்மம் ஜானந்தி சர்மத்தினுடைய மர்மம் அவளுக்கு தான் தெரியும் படிக்கோ நான்கே பவந்த சர்வே மம சர்ம பரிசீல்ய ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா சர்மகாராக ஏவ சர்ம மர்மம் சர்மனா ஸ்கின்னு சொன்னேன் தோல் மர்மம்னா சீக்ரெட் இந்த இந்த தோலை வச்சு வேலை பண்றா பாருங்க காப்லர்ஸ் அவளுக்கு தான் இதனுடைய சீக்ரெட் ஆனது ஜானந்தி தெரியும் ந அந்நே மத்த அவளுக்கு தெரியாது பவந்தக சர்வே நீங்க எல்லாரும் பவான் பவந்தௌ பவந்தக நீங்க எல்லாரும் மம சர்ம பரிசீலிய ஹசித்தவந்தக நீங்க வந்து எதுக்கு பார்த்து சிரித்து நான் ஏதாவது பேசினப்புறம் சிரிச்சேளா நான் ஏதாவது தப்பா உளறினப்புறம் சிரிச்சேளா இல்ல just by looking at me நீங்க எல்லாரும் சிரிச்சிங்கோ பிகாஸ் எனக்கு வந்து ஐ ஹாவ் சம் இஷ்யூ அட்டா வக்கரன் நானு மம சர்ம பரிசீலிய என்னுடைய சர்மம் தான் ஸ்கின் அதை பரிசீலிய அதை வந்து பரிசீலனம் பண்ணி அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி அசிதவந்தா நீங்க எல்லாரும் சிரிச்சிங்கோ just by looking at me you all laughed you don't know நான் என்ன மாதிரி டைப்னு உங்களுக்கு தெரியாது என்னை பார்த்தவொடனே நீங்க சிரிச்சீங்கன்னா என்னோட முகத்தை பார்த்து சிரிச்சிருக்கணும் என்னோட அப்பியரன்ஸை பார்த்து தான் நீங்க சிரிக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து you look only at my skin புரியுறதா ம் யூய நூனம் ஆஹ் யூயம் நூனம் துவம் யுவாம் யூயம் நீங்க எல்லாரும் என்ன அப்படின்னா நூனம்னா இண்டீடுன்னு அர்த்தம் சர்ம வாசனா வாசிதாகா உங்களுக்கு வந்து எதனுடைய வாசனா ஜாஸ்தி அப்படின்னா இந்த ஸ்கின்ன பத்தின விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியறது வாசனா வாசிதாகா அப்படின்னா you are well known about all these உங்களுக்கு இதை தவிர பாண்டித்ய சமாச்சாரம் எதுவும் தெரியாது அதனாலதான் ஒருத்தரை பார்த்த உடனேயே அவளுடைய அபீரன்ஸ பார்த்துட்டும் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க புரியுறதா ஆஹ் அத்தையேவ மம பாண்டித்யம் பரிசீல பரிசீலித்தும் பிரயத்னம் ந கிருத்தவந்த அதனாலதான் நீங்க எல்லாம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து சர்மகாராக சர்மவாசனா வாசித்தாக அதனால என்ன அப்படின்னா மம பாண்டித்யம் அதையேவ டியூ டு திஸ் ரீசன் மம பாண்டித்யம் பரிசீலித்தும் என்னுடைய அந்த ஸ்காலர்ஷிப் அதை பரிசீலித்தும் டெஸ்ட் பண்றதுக்கு பிரயத்னம் ந கிருத்தவந்த you have not made an attempt to test my scholarship நான் எவ்வளவு புத்திசாலி எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறத டெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணல ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் சர்ம வாசனா வாசிதாக யூ கோ பை அப்பியரன்சஸ் சரியா ஆஹ் பண்டிதாக அந்த திருஷ்டி திருஷ்டம் திருஷ்டி எப்படி படிக்கிறது திருஷ்டமாண்டிதாக திருஷ்டி மண்டிதாக பவந்தி பண்டிதர்கள் இன் ஜென்ரல் என்னன்னா திருஷ்டி உள்ள என்ன இருக்கோ அததான் அலங்காரமாக மண்டிதாகனா அதை அலங்காரமாக வச்சுப்பா ஜென்ரலி சரியா நனு பகிர் திருஷ்டி நிரதாக விரதாக வெளியில இருக்கிற பார்வையில நிரதாக அப்படின்னா one who is involved or impressed by the outer appearance அவெல்லாம் வந்து விரதாக வேஸ்ட் புரியுதா சோ பண் பண்டிதர்கள் வந்து உள்ள இருக்கிற ஞானத்தை தான் பாப்பாளே தவிர ஒருத்தர் குள்ளமா இருக்கா ஒருத்தர் வந்து கருப்பா இருக்கா ஒருத்தர் சுமாரா இருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டா கிட்ட இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவ எப்படிப்பட்டவான்னு நமக்கு தெரியும் அதுதான் தட்ஸ் ஹவு ஸ்காலர்ஸ் வந்து ஒருத்தரை புரிஞ்சுப்பா பட் நீங்களாம் அப்படி கிடையாது ஏன்னா நீங்களாம் சரண வாசனா வாசித்தாக என்ன ஜஸ்ட் பை வயல என்டர்டு எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிங்கோ பிகாஸ் ஆஃப் திஸ் அதனால நீங்க எல்லாருமே என்னன்னா சர்மகாராகா அப்படின்னு இது உத்தவான் இது அஷ்டாவக்கிரக உத்தவான் அப்புறம் ஜனகः தஸ்த சாமர்த்தியம் பவகம்ய ஹே மகர்ஷி சபாயாம் தவ பாண்டித்தவியம் பிரதர்ஷயே இது பாண்டித்யம் தான் பாண்டித்யம் பாண்டித்யம் இது பிரார்த்தித்தவான் इति प्रार्थितवान् நனு ம். நனு பகிர்திருஷ்டி அதை விட்டுட்டேன் அந்த சென்டென்ஸ் எது எங்க விட்டது ஒன் சென்டென்ஸ் மிஸ்ஸிங் எது நனு பகிர்திருஷ்டி நிரதாக விரதாக நான் சொன்னேனே நானு நானு பகிர்திருஷ்டி நிரதாக விரதாக பகிர்திருஷ்டினா பகிஹினா அவுட் சைடு வெளி பார்வையோட நிரதாக one people who are involve in the outer appearance are விரதாக ஆர் வேஸ்ட் இல்லையா ஆமா ஓகே அப்பொழுது ஜனகரானவர் ராஜா ஜனகர் தஸ்ய அந்த அஷ்டாவக்கரனுடைய சாமர்த்தியம் அவகமிய அவருடைய அந்த எக்ஸ்பர்டைஸ் அதை அவகமியனா புரிந்து கொண்டு ஹே மகர்ஷே ஹே மகரிஷியே சபாயாம் தவ பாண்டித்யம் பிரதர்ஷய இது இந்த சபையில் உங்களுடைய பாண்டித்யத்தை பிரதர்ஷய எக்ஸிபிட் பண்ணுங்கோ இது பிரார்த்தித்தவான் ரிக்வெஸ்ட் பண்ணான் சரியா பிரதர்ஷய பிளஸ் இது பிரதர்ஷயேதி சரியா அப்புறம் ததா அஷ்டாவக்ரஹ சபாயாம் ஸ்வப்ரதி ஸ்வப்ரதிபாம் பிரதர்ஷித்தவான் உம் ததா அஷ்டாவக் அப்பொழுது அஷ்டாவக்கரானவர் இத்தம் இவ்வாறாக சபாயாம் சபையில் ஸ்வபிரதிவாம் தன்னுடைய அந்த ஞானத்தை அந்த பிரதிபா புத்திசாலித்தனத்தை பிரதர்ஷித்தவான் காண்பித்தார் சரியா பஷ்யதி இது பசு பசூனாம் பாஹ்ய பாஹ்ய பவதி ஆஹ் பஷ்யதி இது பசுகு பசு அப்படிங்கிறது பாக்குறது அதனால பசுகு பசுனாம் பாஹ்ய திருஷ்டிரேவ பவதி ஒரு ஒரு மிருகத்துக்கு வந்து அஹ் வெளி தான் இருக்கும் அது வந்து என்னத்த பாக்குறதோ புல் இருந்தா சாப்பிடும் வேற ஏதாவது கல் இருந்தா கால் அடிபடும் நகர்ந்து நடக்கும் இவ்வளவுதான் அதனுடைய அறிவு சரியா அதுக்கு பாஹ்ய திருஷ்டிரேவ வெளித்தோட்டமான அறிவுதான் மனநாத் மாணவக நல்ல மனசுக்குள்ளே அதை வந்து நன்னா ஆலோசிச்சு பண்றவன் தான் மாணவன் மாணவன் தான் மனிதன் சரியா அப்புறம் अतः मानवाः दृष्टि विशिष्टाः भवन्ति அத்தக இந்த காரணத்தினால மனிதர்கள் மாணவாக அந்தர்திருஷ்டி விசிஷ்டாக உள்ள உள் உள்கண்ணு என்ன சொல்றது அஹ் அந்தர்திருஷ்டி இன்னொரு பார்வையோட இருக்கிறவா தான் மனுஷா உள்ளேந்து அவ வந்து இன்னொரு அர்த்தம் பண்ணிட்டு அத வந்து கரெக்டா புரிஞ்சுக்கவா தான் மனுஷா தான் இல்லைன்னா நம்மளாம் வந்து பசுவுக்கு சம சமா பசுனா வெறும் பசு இல்ல கவு மாத்திரம் இல்ல பசுனா எல்லா ஜந்துக்களும் பசுனா மனித இதுக்கு வந்து மிருகங்களுக்கு வெறும் பாகிய திருஷ்டி தான் ஆனா மனிதனுக்கு அந்த திருஷ்டியும் இருக்கு அவருக்கு வந்து இன்னொரு கண்ணும் இருக்கு அப்படின்னு சொல்றான் அதாவது அதுக்கு ஐந்தறிவு ஆறு அறிவுங்கிறோமே அந்த மாதிரி ஆமா இன்னர் சைட் இருக்கு ஆமா ஓகே லோகே அஸ்மின் பாஹ்ய திருஷ்டிமேவ அபிவர்தயந்தக ஜனாஹா தமேவ ஆசிரியம் ஸ்வீகுர்வந்தி லோகே இந்த உலகத்தில் அஸ்மின் லோகே இந்த இந்த லோகத்தில் பாக்கிய திருஷ்டிமேவ அபிவர்தயந்தக வெளிப்பார்வையை மாத்திரம் அபிவர்தயந்தகன வளர்த்து கொண்டிருக்கின்ற அதை மாத்திரம் டெவலப் பண்ணிக்கிற ஜனாகா தமேவ ஆசிரியம் ஸ்வீகுருந்தி அதையே வந்து ஆசிரியமாக வச்சுக்கிறா அப்படின்னா தே சி எவ்ரி திங் ஒரு ஒரு மாதிரி அவுட்வேர்டா பாத்துப்பான் So they decide based on that. They don't see, they don't go deep into it and decide. புரியுறதா ச பாஹ்ய திருஷ்டிமேவ அபிவர்த்தயந்தக வெளிப்பார்வையை மாத்திரம் வளர்த்து கொண்டிருக்கின்ற இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஜனாகா ஜனங்கள் தமேவ அந்த பாஹ்ய திருஷ்டியை தான் ஆசிரியம் ஸ்வீகருவதி சோ பாஹ்ய திருஷ்டி அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே அவ பார்க்க சுமாரா இருந்தா இவ படிக்காதவா அவ வந்து குள்ளமா இருந்தா ஓஹோ இவாளுக்கு எதுவுமே வராது அந்த மாதிரி அவளுடைய வெளித்தோற்றம் வெளி அப்பியரன்ஸ்னு ஒருத்தரனுடைய அப்பியரன்ஸையும் அவ இருக்கிற இத வந்து உள்நோக்கி பார்க்காம வெறும்ன வந்து மேலோட்டமா பாக்குறவாளுக்கு அந்த மேலோட்டத்தை வச்சுட்டே தான் மேக் டெசிஷன்ஸ் ஓகேவா ஆஹ் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நல்ல they can also have an inner side they can also think about things in deep சரியா அதுக்கப்புறம் கேச்சன் ஸ்வதேஹ கேச்சன ஸ்வதேஹ சௌயன் சௌந்தர்யை சக்தி சௌந்தர்யே சக்தி சாம் சாமத் சாமத்தயோஷ்ச பிரகட பிரகாடம் விஸ்வாசம் வகந்தி கேச்சன சில கேச்சன ஜனாகான்னு அர்த்தம் சில ஜனங்கள் ஸ்வதேக சௌந்தர்யே தன்னுடைய பியூட்டி அவருடைய சரீர பியூட்டினாலையும் அப்பியரன்ஸ்னாலையும் நல்ல ஒரு குட் பிசிக்கு நல்ல ஒரு குட் அப்பியரன்ஸ்னாலையும் அதை கொண்டு சக்தி சாமர்த்திய யோகோச்ச தான் கிட்ட இருக்கிற அந்த சாரி ஸ்வதேக சாமர் சௌந்தர்யே சக்தி சாமர்த்தியோகோச்ச பிரகாடம் தன்னுடைய அப்பியரன்ஸை வச்சுண்டே அதுதான் தன்னுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தன்னுடைய சக்தி அதுதான் தன்னுடைய சாமர்த்தியம் அதுதான் தன்னுடைய கேப்பபிலிட்டி சாமர்த்தியம்ங்கிறது கேப்பபிலிட்டி அது ரெண்டும் பிரகாடம் அப்படியே இன்டெப்த் அவளுக்கு அதுல ஒரு விசுவாசம்ங்கிறது இருக்கு நம்பிக்கைங்கிறது இருக்கு they they don't they don't trust on their any other thing அவரோட இன்ஸ்டிங் ட்ரஸ்ட் பண்றது இல்ல they don't trust on their knowledge but என்னன்னா ஐ எம் லுக்கிங் குட் நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா என்ன எல்லாரும் மதிப்பா அதுதான் என்னுடைய plus point that is my positive thing அப்படின்னு நினைச்சுக்கிறா உலகத்துல ஆஹ் ஆத்மன மகத்துவம் மன்வந்தி ஆஹ் ஆத்மாவினுடைய அந்த மகத்துவத்தை வந்து அவ வந்து இது பண்ணல புரியுறதா ஆத்மனக மகத்துவம் மன்வந்தி ஆனா ஆத்மாவினுடைய மகத்துவம் தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சரியா அதான் அப்புறம் பரந்து பகவான் மானசீக அபிர் ருத்தியும் பஷ்யந்தி அபிவிருத்தி பரிசுத்தியும் பஷ்யதி ஆனா பரந்து ஆனா பகவான் கடவுள சுவாமியானவர் மானசீக பரிசுத்தியும் பசியந்தி நீ வந்து வெளித்தோற்றம் உனக்கு எப்படி இருக்குன்னு பகவான் உன்னை பாக்கல உன்னுடைய மனசு வந்து எவ்வளவு சுத்தமா இருக்குங்கிறதான் பாக்குற ஆத்மாதான் முக்கியம் உள்ள இருக்கிற அந்த மனசுதான் முக்கியம் நமக்கு சோ வெளித்தோற்றம் நீ ரொம்ப அழகா இருந்துட்டு உள்ள வந்து கெட்ட புத்தியோட ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோங்க அந்த அழகுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா ओके ம். तथे तथैव प्रेमपूर्णं हृदयं पश्यति ததா ஏவ அவ்வாறாகவே பிரேமபூர்ணம் பிரேமத்தோட இருக்கின்ற ஆசையோட ஒரு எல்லார்கிட்டயும் ஒரு கம்பேஷனிட் ஒரு கம்பேஷனோட இருக்கின்ற ஹிருதயம் ஹிருதயத்தை பஷ்யதி பகவான் புரியுறதா ஆஹ் प्रशान्त प्रशान्तस्वभा प्रशान्तस्वभावं च पश्यति ஆஹ் அதே மாதிரி ரொம்ப ஒரு சாந்த ஸ்வபாவம் ஒரு மாதிரி ஒரு சிறீனா இருக்கிற அந்த சுபாவத்தை பகவான் பஷ்யதி உம் अतः अन्तर्दृष्टिम् अभिवर्ध्यम् अन्तर् अन्तर्भवान् अ, பாவான் प्रशान्त अन्तर्भावान् அந்தர்பாவான் ஆஹ் शान्तमनोहरान् कर्तुं पण्डितैः प्र प्रयतनीयम् ஆஹ் அத்தக இந்த காரணத்தினால அந்தர் திருஷ்டிம் அபிவத்திய அபிவர்த்திய உன்னுடைய இண்டர் திருஷ்டியை அபிவர்த்திய வளர்த்து கொண்டு சரியா அந்தர்பவா அந்தர்பாவானு பிரசாந்த प्रशान्तमनोहरान् கருத்தும் பண்டிதைகி பிரயா பிரயத்தனியம் அந்தர்பாவான்னு உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவங்களை பலவிதமான பாவங்கள் நமக்குள்ளேயே இருக்குல்ல அத பிரசாந்த மனோகரான்னு ரொம்ப அழகாக அத கர்த்தும் பண்டிதைகி பிரயத்தனியம் பண்டிதர்களினால் பிரயத்தனம் செய்ய வேண்டும் so the scholars have to work on their their improving their inner self and make it very attractive மத்தவா வர மாதிரி புரியுறதா வெளி தோற்றத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது உம் அதான் ததா ஏவ தே பண்டிதாக பவேயோகோ அப்பதான் அவா வந்து பண்டிதர்களாக ஆவார்கள் அப்புறம் சர்வே சபாஸ்தர் பிரயத்தனியம் பிரயத்தனியம்ங்கிறது அணியருங்கிற ஒரு பிரத்தியம் சரியா அப்புறம் ததா ஏவ தே பண்டிதாக பவேயுஹு இதி அப்பதான் அவ வந்து பண்டித்தர பண்டித்தர்களாக ஆவார்கள் அப்புறம் சர்வே மந்திரம் மந்திரம் முக்தா இவ தஸ்ய உபதேசம் சுத்தவந்த தஸ்ய சர்வே சபாஸ்தராக அப்படின்னா என்ன அந்த சபையில இருக்கின்ற எல்லாரும் மந்திர முக்தாக மந்திரத்தினால் கட்டுப்படப்பட்ட முக்தாக அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம அப்படியே இருக்கின்ற மந்திரத்தினால் கட்டுப்படுத்தவர்கள் கட்டுப்பட்டவர்கள் போல கண்ட்ரோல் செய்தவர்கள் போல தசிய உபதேசம் அவருடைய உபேத உபதேசத்தை ஸ்ருதவந்தா கேட்டார்கள் உபதேசம் ஸ்ருதவந்தः சாமர்த்தியம் ஞாத்வா பிரசம்சமப்பி அவருடைய சாமர்த்தியம் அந்த கேப்பபிலிட்டியை ஞாத்வா அறிந்து கொண்டு பிரசம்சாமபி கிருத்தவந்த அவரை வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் பிரசம்சான அப்ரிஷியேட் பண்றது போற்றுகிறது சரியா இதோட இந்த